இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்கக்குள்ள அஷ்டமத்து சனி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி ஏற்பட்டுள்ளதனால் கவனமாக இருக்க வேண்டும் பன்னெண்டு ராசியிலையும் நல்ல ராசி மிதுன ராசின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பன்னெண்டு ராசியிலையும் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டிய ராசி கடக ராசி கூடாதுன்னு நான் சொல்ல வரல அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை குரு பகவான் ஏப்ரலுக்கு மேலே பத்தாவது வீட்டுக்கு வந்தால் தொழிலில் பிரச்சனையை கொடுப்பேன் சனீஸ்வரன் ஜனவரி மாதமே அதாவது திருக்கணிதப்படி ஜனவரி மாதமும் வாக்கியப்படி மார்ச் மாதமும் சனி பயிற்சி அப்படி சனி பயிற்சிக்கு பிறகு இத்தனை நாளும் கண்ட சனி என்று ஏழிலிருந்து வந்த சனி எட்டாவது வீட்டுக்கு போனால் அட்டமத்து சனி அப்போ கடகராசிக்காரர்கள் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அட்டமத்து சனி நடக்கின்றது முதல் வேலையாக சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரன்ற காலை பிடிச்சிங்களா இருந்தால் அட்டமத்து சனியினால் வரக்கூடிய பலவிதமான துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் மூன்று வகையான பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன் ராசி பலனுக்கு முன்னுக்கே பரிகாரத்துக்கு போகிறோம் அதுதான் முக்கியம் முதலாவது பரிகாரம் ஏழரை அட்டமத்து சனி நடைபெறுவதால் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை காலையில் நின்றோனையே விரதத்துக்கு போயிடணும் சைவ சாப்பாட்டுக்கு போயிடணும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சனீஸ்வரனை போய் ஒருக்கா பார்த்துட்டு வந்துடுவோம் இரண்டாவது மாதத்தில் ஒரு முறை தேய்பிறை அஷ்டமி மாதத்தில் ஒரு நாள் வரும் அந்த தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவருக்கு போய் மிளகு தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி விட்டு வாருங்கள் அட்டமத்து சனி தொடங்கினோனையே கடகராசிக்காரர்கள் எல்லாம் வீட்டில் ஒரு அணுக்கிரகம் ஆஞ்சநேயர் ஆயுதம் எதுவும் இல்லாமல் அணுக்கிரகம் பண்ணி கொண்டு உட்கார்ந்துருப்பார் ஒரு ஆஞ்சநேயர் முழங்காலில் அந்த ஆஞ்சநேயர் படத்தை வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்கள் மூன்று வழிபாடு வார வழிபாடு சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு மாத வழிபாடு தேய்பிர அஷ்டமி காலபைரவருக்கு தினசரி வழிபாடு ஆஞ்சநேயருக்கு இந்த மூன்றையும் செய்தால் அட்டமுத்து சனியில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் வண்டி வாகன விஷயத்தில் முதல்ல பிரயாணம் தான் பிரச்சனையாக வரும் சனீஸ்வரன் அங்கே தான் முதல்ல காலை வைப்பேன் தூரதேச பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள் தவிர்த்து விடுங்கள்னா தனியாக மோட்டார் சைக்கிளில் போகிறேன் ஆட்டோவில் போகிறேன் காரில் போகிறேன்னு இங்கேருந்து பெரிய தூரத்துக்கு தனியாக செல்லாதீர்கள் இன்னொருத்தரை ஏற்றி கொண்டு செல்லுங்க வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஆட்டோ ஓடக்கூடிய நண்பர்கள் வலு கவனமாக ஓட்டுங்கள் சின்ன சின்ன விபத்துக்கள் வேறு மோட்டார் சைக்கிளில் போயிருக்கல ஃபோனை கொண்டு போகாதீங்கோ அதிக ஸ்பீட்டில் போகாதீங்கோ அதில் போய் ஸ்டெண்டு வேலை பார்க்காதீங்கோ மெஜிக் காட்ட முயற்சி செய்யாதீங்கோ மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் வலுக்கவனமாக இருக்கும் வயது வந்தவர்கள் கூட வாகனத்தில் எனக்கு அட்டமத்து சனி நடக்குது விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே நான் நிதானமாக இருக்க வேண்டும் என்று வாகனத்தில் ஏறக்குள்ளேயே அடி மனதில் போட்டுக்கொண்டு பிரயாணத்தை செய்யுங்கள் உடம்பில் அதிக அக்கறை செலுத்துங்கள் நோய் நொடிகள் என்ன வருதுன்ட்டு பாருங்க அட்டமத்து சனி வந்தாலே முள்ளந்தண்டெலும்பில் பிரச்சனையை கொண்டு வருவார் அடி வயிற்றில் பிரச்சனையை கொண்டு வருவார் முழங்காலில் பிரச்சனையை கொண்டு வருவார் வயதானவர்களுக்கு மூட்டு வலி தொடங்க ஆரம்பிக்கும் கால் பாதம் இதில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்கோ தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் மேலதிகாரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் எல்லாரும் எனக்கு அட்டமத்து சனின்னு அடி மனதில் நீங்கள் போட்டுக்கொண்டாலே உங்களுக்கு நிதானம் ஏற்பட்டு விடும் அந்த நிதானம் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது பிரச்சனை வரைக்குள்ளேயே யோசிங்க எனக்கு காலம் சரியில்லை அட்டம் அதை உண அதுதான் பெரிய பெரிய நீங்கள் இதை ஆழமாக உணர்ந்து கொண்டால் அதுக்காக நான் எல்லாத்துக்கும் அட்டமுத்து சனி அட்டமுத்து சனின்னு பயந்து கொண்டிருங்கோன்னு சொல்லலை நிதானமாக இருங்கள் என்று சொல்லவார் மற்ற நேரத்தில் வேகமாக நூறு நூற்றி பத்தில் மோட்டர் சைக்கிள் ஓடி வைப்பீங்க அட்டமத்து சனி வந்தது அப்படி ஓடக்கூடாது எழுபது என்பதில் ஓடணும் இந்த நிதானத்தை பயப்பட தேவையில்லை பயப்படுங்கன்னு நான் சொல்லலை எல்லாத்துக்கும் அட்டமத்து சனின்னு பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளே ஒதுங்கி தூங்குங்கன்னு நான் சொல்லலை நிதானமாக இருங்கள் நிதானத்தை கடைப்பிடியுங்கள் அட்டமத்து சனி வந்தால் மூன்று மந்திரம் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று பொறுமை ரெண்டாவது நிதானம் மூன்றாவது சகிப்புத்தன்மை இந்த மூன்று மந்திரத்தையும் மனசுக்குள்ளே போட்டு இதை செயல்படுத்த தொடங்கினீங்கன்னா சனீஸ்வரனுக்கு காயத்ரி மந்திரம் சொல்வதை விட அதிகமான பலனை இந்த மூன்று மந்திரமும் தரும் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து நடக்கிறது வாக்குவாதத்தை தவித்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது முடிந்தளவு வாழ்க்கையில் ஒதுங்கி போகிறது உலகத்தோடு ஒட்டியும் ஒட்டாமல் வாழுறது தாமரப்பூ தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் தண்ணீரில் ஒட்டாது அந்த மாதிரியான வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளணும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக அக்கறையோடு செய்யுங்கள் எனக்கு அட்டமத்து சனி ரெண்டரை மனுஷன் நான் ரெண்டரை வருஷம் வியாபாரம் செய்ய மாட்டேன் அப்படி இருக்க எழுமா இயலாது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யத்தான் வேண்டும் அதில் நிறைய போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் எரிச்சல் இருக்கும் இதையெல்லாம் சமாளிக்கத்தான் வேண்டும் நிதானத்தோடு மற்றவர்களை எந்த காரணம் கொண்டும் நம்பாதீர்கள் அடுத்தவர்களை பல பேர் நான் ஜாதகம் பார்க்கக்குள்ள எண்ணத்தில் அட்ட என்னத்தை வாராக்கள் நிறைய பேர் அட்டமுத்து சனியில் சொல்கிறது நம்பி ஏமாந்துட்டேன் ஐயா உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் விழுந்துட்டேன் ஐயா நல்லது சொல்ல போய் கெட்ட பேர் எடுத்துக்கொண்டேன் ஐயா செய்யாத குற்றத்துக்கெல்லாம் நான் தண்டனை வாங்கிட்டேன் ஐயா தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் ஐயா யாரோ செய்கிற தவறுக்கு நான் கஷ்டப்படுறேன் ஐயா எவனோ காசு வாங்கினா நான் வட்டி கட்டி கொண்டு இருக்கிறேன் இதுதான் என்னட்டு அட்டமத்து சனி காலத்தில் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசாகுது என்னுடைய அனுபவத்தில் என்னட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் இதைத்தான் சொல்கிறது அதைத்தான் நான் உங்களுக்கு நான் பேசுகிறதெல்லாம் வெறும் எழுதி வச்சு பேசுகிறதில் என்னுடைய அனுபவத்தை கொண்டு ஏழரை சனி உள்ளவர்கள் என்னென்று வந்தாங்கள் அட்டமத்து சனி எப்படி வந்துச்சு அட்டமத்து குரு என்ன சொன்னார்கள் இந்த மாதிரி அனுபவ அனுபவத்தை வச்சு தான் உங்களுக்கு நான் அதை சொல்லி கொண்டிருக்கேன் உங்களை விரட்டுவதற்காகவோ பயமுறுத்துவதற்காகவோ இதை நான் சொல்லலை நிதானமாக இருந்தீர்களாக இருந்தால் பொறுமை பொறுமையை தூக்கி தலையில் வச்சு கொண்டீங்கனாலே அட்டமுத்து சனியை ஈஸியாக அட்டமுத்து சனியை கடக்கக்கூடிய துடுப்புக்கள் என்று நான் இதை சொல்லுவேன் பொறுமை சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கறது இந்த மூண்டை தாரக மந்திரத்தை வச்சுக்கொண்டால் அட்டமுத்து சனியை சுலபமாக நீங்கள் தாண்டி விடலாம் அதே நேரத்தில் கால் முட்டி வழிவாரதை பற்றி சொல்லிட்டேன் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் பிரச்சனைக்கு போகாதீங்க முக்கியமான விஷயம் உடல் பயிற்சி செய்யுங்கள் ரெண்டாவது சனீஸ்வரன் உங்கள்கிட்ட அடிக்க வருவார் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பேரை நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அட்டமுத்து சனி வரைக்குள்ளே தான் ஒரு வியாதி தொடங்கும் ஐயா எனக்கு அட்டமுத்து சனி வந்தது அன்றைக்கு தான் எனக்கு ப்ரெஷர் தொடங்கிச்சுது ஐயா நாற்பது வருஷமாக ப்ரெஷர் எனக்கு அட்டமுத்து சனி வந்தது ஐயா அப்போ தான் எனக்கு சுகர் தொடங்கிச்சுது பதினஞ்சு வருஷமாக நான் சுகரில் இருக்கிறேன் அட்டமத்து சனி வந்தது ஐயா அன்றைக்கு தான் விழுந்து காலை உடைச்சேன் இன்றைக்கு பத்து வருஷமாச்சு இன்றைக்கு நான் நொண்டி கொண்டு இருக்கிறேன் அட்டமத்து சனி வரக்கூடிய காலத்தில் தான் இந்த மாதிரி நோய்கள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதனால் இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் உடல் பயிற்சி செய்யுங்கள் உடல் பயிற்சி செய்யாமல் ஒன்றுமே செய்யலாது அட்டமத்து சனி வந்தாலும் ஏழரை சனி வந்தாலும் உடல் பயிற்சி செய்யுங்கள் காலையில் ஆக குறைஞ்சது வாக்கிங் வாக்கிங்ன்றது ஆக குறைந்த உயல் பயிற்சி பிராணாயாமம் செய்யுங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள் யோகாசனம் செய்யுங்கள் எக்ஸசைஸ் செய்யுங்கள் உடல் பயிற்சி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணித்தியாலம் அதில் ஒரு மணித்தியாலத்தையாவது உடல் பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் பயிற்சி கண்டிப்பானது அதே நேரத்தில் வயிற்றில் நோய் வரலாம் அஜீரண கோளாறு சாப்பாடு செமிக்காமல் வயிற்றுப்பகுதியில் வரக்கூடிய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு அடுத்த விஷயம் என்ன செய்யும் அட்டமுத்து சனி என்றால் சோம்பேறித்தனத்தை தந்துவிடும் மிகப்பெரிய நான் என்ற வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கக்கூடியவர்கள் எழுமினதுலேருந்து தூங்கும் மட்டும் வேலை வேலை வேலை எல்லா வேலையும் உளுத்து போட்டு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அட்டமுத்து சனி வந்தவன் எப்படித்தான் வருதுன்னு தெரியாது ஒரு சோம்பேறித்தனம் வந்துவிடும் நாளைக்கு செய்வோம் பிறகு செய்வோம் கார் கழுவுறதா நாளைக்கு கழுவோம் அதுக்கு காசு போடுறதா நாளை காலையில் போய் போடுவோம் இப்படி எல்லா வேலையையும் தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பார்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒடுங்கி இருப்பார்கள் தூங்கி கொண்டே இருப்பார்கள் காலையில் நேரத்துக்கு எழும்ப முடியாது ராத்திரி நேரத்துக்கு படுக்க முடியாது புதுசாக மத்தியானத்தில் படுக்க பழகிறது இந்த மாதிரி சோம்பேறித்தனம் வந்து அட்டமுத்து சனியும் ஏழரை சனி அதில் முக்கியமாக அட்டமுத்து சனி சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அதனால் சோம்பேறித்தனத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ள வேண்டும் அதை அதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க அதே நேரத்தில் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுடைய செல்வாக்கில் சரிவு ஏற்பட்டு விடும் பழைய மாதிரி போனோமா செஞ்சோமா முடித்தோமான்னு இல்லாமல் போய் நின்று இழுபட்டு தடைப்பட்டு தாமதப்பட்டு சனீஸ்வரனுக்கு பேரே மந்தன் மந்தன் என்றதான் பேர் அப்போ எல்லா விஷயமும் மந்தமாகி விடும் போனமா செஞ்சமா முடித்தோமான்னு இல்லை செல்வாக்கில் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடும் நான் போனால் சரி வருமா என்னால் இது முடியுமா எனக்கு இது செய்ய முடியுமா என்று தாழ்வு மனப்பான்மை மன அழுத்தம் டிப்ரெஷன் வந்துடும் மன அழுத்தம் ஏற்பட்டு விடும் ஏதோ ஒரு விதத்தில் மன அழுத்தத்தினால் கஷ்டப்படுவீர்கள் கடனை அடைக்கவும் முடியாமல் தடுமாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆடம்பரத்தை தவிர்த்து விடுங்கள் நான் சொன்ன நிதானமாக எளிமையாக வாழ பழகி கொள்ளுங்கள் ஆடம்பரம் வந்து உங்களுக்கு ஆபத்தை தரும் குலதெய்வ வழிபாடு அட்டமத்து சனி வந்தாலே குலதெய்வ வழிபாடை ஒரு கா செஞ்சு கொள்ளுங்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தால் அட்டமுத்து சனியின் பிடியில் இருந்து விடுபடலாம் என்ன நேர்களை இதுவரை காலமும் கடக ராசிக்காரர்களுடைய பலன் என்ன எப்படி இருக்குமென்றதை பார்த்தோம் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்